எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் உருவாக்குனதாக தான் இருக்குது அது வந்து வெளியிலேருந்து யாரும் உருவாக்கி உள்ளே விடலை social media mobile phones laptop அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே வந்து ஆன்லைனில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து இதுக்கு முன்னாடி பல படங்கள் காமிச்சிருக்கலாம் காமிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம ரிவ்யூஸும் போட்டிருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எதை பற்றி பேசுது அப்படின்னா எப்படி ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட் ஆகட்டும் இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் ஒரு நாட்டோடைய தலைவரை அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து பேசுது ரொம்ப பயங்கரமான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்த வந்து நம்மளுக்கு ஓ இது இப்படித்தான் நடக்குதா அப்படின்றது தெரியாமலே வந்து அதை நம்ம கண்முடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும் இந்த டாக்குமெண்ட்ரியோடைய பெயர் தி கிரேட் ஹேக் அதாவது ட்ரெஸ்ஸு போடுறாங்களோ இல்லையோ மொபைல் ஃபோனோட தான் இருக்காங்க மொபைல் ஃபோனை மறந்து வச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரியான ஒரு சமூக நிலை தான் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ டிவியை வந்து இடியட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ முட்டாள்களின் டப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவியை சொல்லுவாங்க ஸோ டெலிவிஷன் பார்க்கக்கூடிய நபர்களை வந்து தே ஆர் இடியட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதோடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாகத்தான் இந்த மொபைல் ஃபோனை பார்க்குறோம் மொபைல் ஃபோனை வந்து டெவில்ஸ் ஸ்பை அப்படின்னு சொல்கிறாங்க சாத்தானின் uh, உளவாளி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை தான் டெவில் ஸ்பை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மொபைல் ஃபோன் டெவில் ஸ்பைன் ஏன் சொல்லணும் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அதாவது இது வந்து உண்மை கதை அப்படின்னு தான் சொல்லணும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய யூஎஸ்ஏ ஸோ நம்ம எல்லாருமே வந்து வியர்ந்து பார்க்குறோம் ஆ யுனைடெட் ஸ்டேட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆழத்தில் சின்னதாக அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிறாங்க நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ண அதிர்வும் நம்மக்குள்ளே வந்து நம்ம உருவாக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே இருக்கக்கூடிய இப்போ தற்போது இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து எப்படி ஜெயிச்சாரு அவருடைய அந்த போலிங் அந்த ஓட்டிங்கை வந்து அவர் எப்படி ஜெயிச்சாரு மக்களை வந்து எப்படி அவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரொம்ப அழகாக வந்து எடுத்து காமிக்குது இதை தொட்டு தான் பல படங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க எல்கேஜி ஏன்னா அதில் வந்து கார்ப்பரேட்டு எப்படி உள்ளே வந்து ஒரு பொலிட்டிஷியனை வின் பண்ண வைக்கிது அப்படிங்கிற நம்ம எல்லாம் பேசி பேசியிருக்கோம் அந்த படத்தில் அதே மாதிரி பல படங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பை உருவாக்கிடுச்சு எல்கேஜி என்ஜிகே இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் சம்மந்தமாக சமீபத்தில் வந்த அனைத்து படங்களிலுமே இந்த சோஷியல் மீடியா இல்லை கார்ப்பரேட் எப்படி வந்து மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படிங்கிறனால ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் ஏகப்பட்ட ஷார்ட்ஸு லைவ் ரெக்கார்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உள்ளே ஆட் ஆகிட்டே போகும் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் போகும் ஒவ்வொரு கட்டமும் நம்மளை வந்து அதிர்ச்சியாகவே இருக்கும் என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் இதை இதை பற்றி வந்து ஸ்னோடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது அந்த படத்துலையும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளியே சொல்லியிருப்பாங்க அது வந்து படம் மட்டும் கிடையாது அது உண்மையிலே நடந்த சம்பவம் ஒரு டாக்குமெண்ட்ரின்னு கூட ஸோ ஸ்னோடன் அப்படின்றவருடைய ஒரு வாக்கு மூலம்தான் அந்த படம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன் ஆகட்டும் இல்லை லேப்டாப் ஆகட்டும் நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு டிவைஸும் நம்ம பேசுகிறது நம்ம உரையாடுறது மற்றவங்கள்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோம் இல்லை நம்ம மொபைல் ஃபோனில் எந்த மாதிரியான விஷயங்கள் தேடுறோம் எதை மாதிரியான விஷயங்களை அணுகுறோமோ அதுதான் வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஸ்னோடன் படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அதை தொடர்ந்து தான் இந்த படமும் அந்தமையான விஷயங்கள் சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு வரும் ஸோ நீங்கள் பார்க்க போகிற எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் உருவாக்குனதாக தான் இருக்குது அது வந்து வெளியிலேருந்து யாரும் உருவாக்கி உள்ளே விடலை அப்படின்னு தான் உண்மை ஸோ நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அவங்க காமிக்கிறாங்க ஸோ நீங்கள் சர்ச் பாக்ஸில் போய் what to buy for this Deepavali அப்படின்னு போட்டிங்கன்னா தீபாவளிக்கு என்ன வாங்கலாம் இதெல்லாம் அதிகமான காசோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆஃபரில் போட்டு காமிப்பான் ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பி அது மேலே ஏமாந்து அதை போய் வாங்குவீங்க வைப்பீங்க உங்களோட காசை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து சோஷியல் மீடியா ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தத்ரூபமான ஒரு கார்ப்பரேட் ஆதிக்கத்தின் ஒரு பின்பமாக நம்ம முன்னாடி வந்து இப்போதைக்கு இருக்குது இது என்னவாக மாறும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா இல்லை புரிஞ்சுக்காமல் இப்படியே இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் தெரில இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த டாக்குமெண்ட்ரி நம்ம முன்னாடி எடுத்து வைக்குது இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கரீம் அமர் அவருக்கு சப்போர்ட்டிவாக ஜஹாப் அப்படின்றவர் வந்து ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்காப்புல டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு ஒரு இதோட ஆரம்பம் எங்கே இருக்கும்னா ஒரு ப்ரொஃபஸர் யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் யூகேவில் போய் கேஸ் போடுறாரு என்னென்னு கேஸ் போடுறாரு என்னுடைய டீட்டெயில்ஸை இவங்க திருடியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் என்னைய பற்றி இவங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படிங்கிறத வெளியிட சொல்லுங்கள் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் என்னுடைய உரிமை மீறல் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுவார் ஸோ இதை இதுதான் ஆரம்பமாக இருக்கும் இங்கே இருந்து தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் முழுசாக ஆரம்பிக்கும் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி மேலே தான் இதை போடுறாரு கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா அதை பற்றி சிம்பிளாக நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த கேஸுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த கேஸுக்கு பதில் சொல்லலை இந்த என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னு எங்களால் சொல்ல முடியாது நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டாங்க அந்த கேஸ் வந்து அந்த கேஸ் போடுறவருக்கே வந்து சாதகமாக போயிடுது அதனால் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா வந்து ஷட் டவுன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலில் தள்ளப்படுது யூகே லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்றனால இது வந்து நிறுத்தப்பட மாட்டாது இந்த மாதிரி இல்லீகலாவோ இல்லை லீகலாகவோ வேறு இடங்களில் இல்லை வெவ்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை வந்து உண்மையிலே சொல்கிறேன் மக்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் ஹேக் அப்படின்னு தான் சொல்லலாம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கெஞ்சல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன் இதை வந்து நான் கெஞ்சி உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா இதை பார்த்ததுக்கப்புறமாவது உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கலாம் உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸில் வந்து நீங்கள் ஒரு ப்ரைவசியாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தள்ளி வைக்கலாம் உங்களுடைய மொபைல் ஃபோன் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு டிவைஸ் ஆகட்டும் ஸ்டாண்ட் பை மோடில் போடாமல் அதை ஷட் டவுன் பண்ணி நைட்டுக்கு மேலே தூக்கி ரொம்ப தூரத்தில் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெஞ்சல் கதறல் அப்படின்னு தான் நான் சொல்லணும் இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க எப்பப்பெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத பார்த்தா ஒபாமா வந்ததுக்குமே இவங்க தான் காரணமாக இருந்திருக்காங்க இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கும் இவங்க தான் காரணமாக இருந்திருக்காங்க யூஎஸில் மோடி வந்ததுக்கு இவங்க தான் காரணமாக இருந்திருக்காங்க ஸோ பிரேசில் இந்தியா ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நைஜீரியா இன்னும் பல ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் இது லண்டன்லேயே கூட சில பொலிட்டீஷியன்ஸ் வந்து இவங்ககிட்ட தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிகளுக்கு வந்து இவங்க வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு சாதகமாக ஆன்லைனில் ஒரு மிகப்பெரிய மாஸ் அனாலிசிஸ் பண்ணி மக்கள் மேலே அவங்கள வந்து மாற்றக்கூடிய அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அப்படிப்பட்ட ஒரு போஸ்டர்ஸையும் க்ரியேட் பண்ணி விட்டுருக்காங்க அதை வந்து மக்களை மாற்றிருக்கு அதே நேரத்தில் மக்களுக்கு இப்படிப்பட்ட கேவலமான தலைமையை சூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு ஒரு வழியை வந்து இவங்க வகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை தேவையில்லாத பல விஷயங்கள் நம்ம மொபைல் ஃபோன்லேயும் நம்ம ப்ரௌசர்ஸ்லேயும் வருது அதை தான் நம்ம பார்த்து அதை தான் நம்ம நம்பி இவை நல்லவன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம் அப்படிங்கிறது தான் இந்த கிரேட் ஹேக் அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நம்மளுக்கு உணர்த்துது ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் அதுவரை நன்றிகள் பற்பல வணக்கங்கள் பற்பல